எல்லோருக்கும் வணக்கம் இந்த தமிழ் வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த வீடியோ இக்னோ இண்டக்ஷன் மீட்டிங் பற்றியது இதே ப்ரோக்ராமை நீங்கள் இங்கிலீஷிலே பார்க்க வேண்டுமென்றால் எங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுது தொலைத்துறை கல்வி திட்டம் பற்றி நம்ம இக்னோ ப்ரோக்ராமை படிக்கிறதுக்கு எட்டு மாதிரி தெரிஞ்சுக்கலாம் தொலைத்து போன கல்வி வாழ்க்கையை திருப்பி கொடுக்குறது தாங்க தொலைதூர கல்வி திட்டம் நீங்கள் இதிலலாம் இந்த இக்னோவில் நீங்கள் சேர்ந்ததே உங்களுக்கு கல்வி மேலே உள்ள ஆர்வம் கற்றவருக்கு சென்றடெல்லாம் சிறப்பு அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை அப்புறம் உங்களோட தொழிலில் இல்லாட்ட உங்களோட சோஷியல் கமிட்மெண்ட்ஸில் வீட்டில் உள்ள குடும்ப சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரணத்தினால விடுபட்டு போன கல்வி வாழ்க்கையை தொடர்றதுக்கு ஒரு குறிக்கோளாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்றது புரியுது நீங்கள் புரியலாம் நீங்கள் ஏன் இந்த கொச்சின் ரீஜனல் சென்டர்லேருந்துட்டு நீங்கள் தமிழில் ஒரு இண்டக்ஷன் மீட்டிங் ப்ரோக்ராம் அதாவது இண்டக்ஷன் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஆன்லைனில் வந்து அட்மிஷன் போட்டோம் அப்புறம் வந்து ஒரு இமெயில் வருது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஈக்குவல் டு என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு ரிசர்வேஷன் ஆஃப் அ டிக்கெட் ஒரு ரிசர்வ் பண்ணும்போது நம்ம எங்கேயோ வந்து பண்ணிடுறோம் ஆனால் நம்ம ஏறணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம் ஒரு ஸ்டேஷனுக்கு வரோம் அங்கே ஸ்டேஷனில் வந்துட்டு அங்கே உள்ள ஒரு பிளாட்ஃபார்முக்கு போய் நம்ம ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி நான் உங்களோட regional centre is equal to your station அப்புறம் உங்கள் பிளாட்ஃபார்ம்ன்றது என்னது அப்படின்னு கேட்பீங்க அதுதான் உங்களோட ஸ்டடி சென்டர் ஸோ இந்த இண்டக்ஷன் மீட்டிங் என்ன சொல்லுது அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அல்லாட்ட வர்ச்சுவலாக அல்லாட்ட நம்மளை பார்க்காம நேர்முகத்தில் கண்டிப்பாக பார்க்க தேவையில்லை தொலைதூர கல்வி திட்டத்தில் ஆனால் நீங்கள் இப்போ வந்து என்னெல்லாம் பண்ணணும் ஏது பண்ணணும் உங்களோட ப்ரோக்ராமை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த இண்டக்ஷன் மீட்டிங்னு சொல்லி ஒரு வழிமுறையை வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் இதில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்னா என்ன ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் சிஸ்டம்னா என்ன நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்புறம் நம்ம எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் லைஃப் ஸ்கில் எஜுகேஷன் கூட நாங்கள் கொடுப்போம் ஸோ நீங்கள் நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் ஒரு இந்த பூனைக்குட்டியை பற்றி எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பாங்க என்ன அப்படின்னா அதுக்கு என்னென்னா அவங்க அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் அது தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு சில சமயம் நம்ம கூட நினைப்போம் நம்ம அம்மா கூட அந்த பூனை மாதிரி இருக்க மாட்டாங்களா நம்மளை எங்கே போனாலும் தூக்கிட்டு போக மாட்டாங்களா அப்படியெல்லாம் நம்ம நினச்சது உண்டு ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தொலைதூர கல்வி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து ஒரு குட்டி குரங்குன்னு தான் சொல்லணும் நாங்கள் ஏன் அப்படின்னா குட்டி குரங்கு வந்து அம்மா குரங்கை பிடிச்சிக்குமே வெளியே அம்மா குரங்கு குட்டி குரங்கு என்றைக்குமே பிடிச்ச மாதிரி சத்திரமே கிடையாதுங்க இந்த குட்டி குரங்கு என்ன இன்னொரு திறமை என்ன அப்படின்னா அம்மா குரங்கு எங்கேருந்து தான் குதிச்சாலும் அது உளுந்த மாதிரி சரித்திரமும் கிடையாது ஸோ நம்ம இப்போ வந்து தொலைத்துறை கல்வி திட்டத்தில் இப்போ யார் குட்டி குரங்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா யார் வந்து அந்த அம்மா பாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கோஆர்டினேட்டராக இருக்கலாம் ரீஜனல் சென்டரில் உள்ள ஹெல்ப் டெஸ்க் அஃபிஷியலாக இருக்கலாம் அல்லாட்டா உங்களுக்குரிய ஒரு இமெயில் ஐடியா கூட இருக்கலாம் யார் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்களோ அவங்கள கிளிக் பண்ணி பிடிச்சிக்கிறது தான் அந்த மதர் குரங்கு அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ நான் அவங்கள குரங்குட்டின்னு சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப பூனைக்குட்டி மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஸ்பூன் ஃபீடிங் இருக்காது அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து உங்களோட கூட யார் படிக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன் அதாவது இங்கே இக்னோ இங்கே இக்னோவை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்கறது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் தான் இருக்குது எக்ஸாம்ஸ்லாம் யார் நடத்துகிறா ரீஜனல் சென்டர் நடத்துகிறாங்க ஸோ இப்போ ஸ்டடி சென்டரில் என்ன நடக்கும் அசைன்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும் ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் தூரமாக தூரமாக இருந்தாலும் ப்ராக்டிக்கல்ஸுக்கு ஏதாவது ஒரு கம்பல்சரி காம்பனண்ட்டுக்கு அட்லீஸ்ட் வர்ச்சுவல் மாடல்லையாவது நீங்கள் வந்தாகணும் அசைன்மெண்ட் கூட நீங்கள் சப்மிட் பண்ணுறது ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட் அது உங்கள் எக்ஸாமை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க open and distance learning system அல்லது அதாவது தொலைதூர கல்வி திட்டம் என்றது ஒரு தொலைஞ்சு போன ஒரு கல்வி வாழ்க்கையை திருப்பி கொடுக்கும் நீங்கள் படிக்கிறது வந்து உங்களோட குடும்ப சூழ்நிலை உங்களோட வேலை சம்மந்தப்பட்டது உங்களோட பர்சனலாக வேறு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டோடு தான் நீங்கள் படிக்கிறீங்க ஆனால் கண்டிப்பாக படிங்கங்க நான் என்ன தான் சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து முடிச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிடக்கூடாது இது ஒரு தொடக்கம் தான் இங்கே ஒரு ஏதாவது ஒன்று நம்ம தொடங்கும் போதே ஒரு ஒருத்தவங்க சொல்லுவாங்க நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது அப்படின்னு ஏதோ இன்னைக்கு மட்டும்தான் நம்ம இருக்கிற மாதிரி இன்னைக்கு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இன்னிலேருந்து நாளைக்கு பார்த்தா ஏதோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நாளை வந்து என்னைக்கு இன்னைக்கு ஆயிடுச்சோ அன்னைக்கெலாம் பெஸ்ட் ஆயிடும் அப்படின்னு அந்த ஹோப்போட நீங்கள் இந்த கல்வி பயணத்தை தொடரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் உங்கள் படிப்பு சம்பந்தமான டீட்டெயில்ஸ் ஏனென்றால் தேவையான சமயத்தில் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதாவது identity card study centre code program courses அப்புறம் அசைன்மெண்ட் சப்மிட் செய்த நாள் எக்ஸாம் தியதி போன்ற விஷயங்களை ஹார்ட் காப்பி ஆகவும் அல்லது சாஃப்ட் காப்பி ஆகவும் கைவசம் வைத்துக்கொள்ளவும் இதுவரைக்கும் நீங்கள் தொலைத்துறை கல்வி திட்டத்தை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் தொலைஞ்சு போன கல்வி வாழ்க்கையை திருப்பி கொடுப்பதுதான் தொலைத்துறை கல்வி திட்டம் இக்னோ ப்ரோக்ராமில் சேர்ந்தது தான் ஒரு முக்கிய மைல்ஸ்டோன் தான் நீங்கள் சேர்ந்த ப்ரோ ப்ரோக்ராமில் வெற்றி பெற வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பம் கூட இப்பொழுது நாம் ஆர்சியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாம் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் கொச்சின் மண்டல மையமானது கொச்சி நகரத்தின் கல்லூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இது எர்ணாகுளம் ரயில்வே நிலையத்திலிருந்து மிக அருகாமையில் அமைந்துள்ளது மேலும் கொச்சின் மண்டல மையமானது கல்லூர் தனியார் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் மற்றும் கல்லூர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் தங்களது உயர்கல்வியை தொலைநிலை கல்வி மூலம் கற்கின்றனர் அவர்களுக்கு பல்கலைக்கழகத்தின் அனைத்து செய்திகளும் தபால் மூலமாகவோ இமெயில் எஸ்எம்எஸ் ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற செயலிகள் மூலமாகவோ தெரியப்படுத்தப்படுகிறது மாணவர்கள் சில சமயங்களில் சில தொழில்நுட்ப காரணங்களால் அந்த செய்திகள் கிடைக்க பெறாத பொழுது சில முக்கியமான தகவல்களை தவறவிடக்கூடும் எனவே மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தை முடியும் பொழுதெல்லாம் ப்ரௌஸ் செய்து அவர்களுக்கு தேவையான செய்திகளை பெறலாம் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் இணையதளமானது W W W dot IGNOU dot AG dot IN இதில் ஸ்டூடெண்ட் ஜோன் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதியில் தங்களது என்ரோல்மெண்ட் நம்பர் என்றழைக்கப்படும் தங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பரை பதிவிட்டு நீங்கள் த உங்களுடைய அனைத்து தகவல்களையும் பெற முடியும் குறிப்பாக மாணவர்கள் தங்களுடைய registration details, re-registration, examination, examination results, study material dispatch status assignment marks போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த ஸ்டூடெண்ட் ஜோன் என்னும் பகுதியிலிருந்து பெற முடியும் எனவே மாணவர்கள் எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு செய்தி வேண்டும் தகவல்கள் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தை பார்க்க வேண்டும் மேலும் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் கொச்சின் மண்டல மையமானது தனியாக ஒரு இணையதளத்தை உருவாக்கி வைத்துள்ளது அது RC Cochin dot IGNOU dot AC dot IN என்ற முகவரியில் இயங்குவதாகும் இந்த மண்டல மையத்தின் இணையதளத்தில் மண்டல மையத்தால் தயாரிக்கப்பட்ட மாணவர்கள் கையேடு இண்டக்ஷன் கைட்லைன்ஸ் மற்றும் இந்த மண்டல மையத்தின் வாயிலாக வழங்கப்படும் கல்விகள் குறித்த தகவல்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன எனவே மாணவர்கள் கொச்சின் மண்டல மையத்தால் வழங்கப்படும் தவ கோர்ஸ்கள் குறித்து அறிய வேண்டுமானால் நீங்கள் RC Cochin dot IGNOU dot AC dot IN என்ற முகவரியில் பெறலாம் மற்றும் அனைத்து ஸ்டடி சென்டர் குறித்த தகவல்களையும் இந்த இணையதளத்தின் மூலம் நீங்கள் பெற முடியும் மேலும் இந்த மாணவர்கள் இண்டக்ஷன் கைட்லைன்ஸ் எனும் ஒரு கையேடு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து சேமித்து வைத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் இந்த இண்டக்ஷன் கைட்லைன்ஸில் ஒரு புதியதாக சேர்ந்த மாணவருக்கு அவர் இந்த ப்ரோக்ராம் முடித்து வெளியே போகும் வரை அவருக்கு தேவையான அனைத்து தகவல்களும் அதில் தகர கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இது முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் என்று சொல்லலாம் எனவே மாணவர்கள் அதை கண்டிப்பாக தொடக்கம் முதல் முடிவு வரை அதை வாசித்து அதை மன புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதில் மாணவர்களுக்கு தேவையான சேவைகள் யாரெல்லாம் தருகிறார்கள் அது சில சேவைகள் மண்டல மையத்தின் மூலம் பெற முடியும் சில சேவைகளை எங்களுடைய தலைமை அலுவலகமான டெல்லியிலிருந்து பெற முடியும் ஸோ மாணவர்கள் எது எதற்கு யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற அனைத்து விவரங்களும் அவர்களுடைய முகவரிகள் எந்த பிரிவில் எந்த செக்ஷனில் அந்த சேவை பெற முடியும் என்ற அனைத்து தகவல்களும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவருடைய ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி அனைத்தும் உங்களுக்கு உங்களுடைய கல்வி எந்த தடையுமின்றி தொடர பேருதவியாக இருக்கும் எனவே மாணவர்கள் இப்பொழுதும் பல்கலைக்கழகத்திலிருந்து தங்களுக்கு எந்த செய்திகள் தபால் மூலமாகவோ மெயில் மெயில் மூலமாகவோ எஸ்எம்எஸ் ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற செயலிகள் மூலமாக வரப்பெற்றினும் நீங்கள் பல்கலைக்கழகத்தின் இணையதளமான IGNOU dot AC dot IN மற்றும் பல்கலைக்கழகத்தின் கொச்சின் மண்டல மையத்தின் இணையதளமான RC Cochin dot IGNOU dot AC dot IN என்ற இணையதளத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் உடனுக்குடன் பெற முடியும் மேலும் இது நீங்கள் யாரையும் டிபெண்ட் செய்து இருக்காமல் நீங்களே உங்களுக்கு வேண்டிய தகவல்களை பெறு பெறுவதற்கு இது வசதியாக இருக்கும் தேங்க்யூ நீங்கள் இதுவரை இக்னோ ரீஜனல் சென்டர் கொச்சின் பற்றி தெரிந்து கொண்டீர்கள் உங்களுக்கு தெரியுமா ரீஜனல் சென்டரும் ஸ்டடி சென்டரும் இரண்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃபீஸஸ் അതിനാൽ നിങ്ങൾ ഇഗ്നോയിൽ പഠിക്കുമ്പോൾ உங்கள் ரீஜனல் சென்டர் ஏது என்று தெரிஞ்சிருக்க வேண்டும் மற்றும் உங்களுடைய ஸ்டடி சென்டர் மற்றும் தெரிஞ்சிருக்க வேண்டும் கொச்சின் ரீஜனல் சென்டர் கேம்பஸில் மூன்று ஆஃபீஸஸ் அதாவது regional centre regional evaluation centre and study centre விண்ணப்பத்தினை சமர்ப்பித்த மாணவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கொச்சின் மண்டல மையத்தை பொறுத்தவரையில் நாங்கள் இரண்டு இரண்டு முறை ஆண்டிற்கு தேர்வினை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒன்று ஜூன் மாதம் அனதர் ஒன்று டிசம்பர் மாதத்தில் இந்த தேர்வுகளை நடத்துவதற்காக பதினான்கு தேர்வு மையங்களை தேர்ந்தெடுத்து அதனை ஆக்டிவேட் செய்துள்ளோம் இந்த தேர்வு மையங்கள் எர்ணாகுளம் திரிஷூர் இடுக்கி டிஸ்ட்ரிக் லக்சத்தீவ் ஐலாண்ட் போன்ற இடங்களில் இந்த தேர்வு மையங்களை நாங்கள் அமைத்துள்ளோம் மாணவர்கள் அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அருகிலேயே அவர்கள் தேர்வினை எழுதி கொள்ளலாம் அதற்கு ஏதுதா ஏதுவாகத்தான் இந்த தேர்வு மையங்களை அண்டர் கொச்சின் ரீஜனல் சென்டர் மூலமாக நாங்கள் ஆக்டிவேட் செய்துள்ளோம் இப்போது அசைன்மெண்ட்டை பற்றி நம் நாம் பார்ப்போம் அசைன்மெண்ட் என்பது இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஒவ்வொரு கோர்ஸிற்கும் ஒரு அசைன்மெண்ட் அசைன்மெண்ட்டை மாணவர்கள் தங்களது கையால் எழுதி அதனை சமர்ப்பிக்க வேண்டும் தற்பொழுது கோவிட் கோவிட் பரவி கொண்டிருப்பதால் இந்த அசைன்மெண்ட்டினை ஸ்கேன் செய்து சாஃப்ட் காப்பியாக மண்டல அலுவலகத்திற்கு அனுப்புவதற்கும் நாங்கள் ஒரு லிங்கினை ஆல்ரெடி கொடுத்துள்ளோம் அந்த லிங்கின் வழியாக மாணவர்கள் தங்களது அசைன்மெண்ட்டை ஸ்கேன் செய்து சாஃப்ட் காப்பியாக தாங்கள் அனுப்பலாம் அவ்வாறு அனுப்பப்படும் அந்த அசைன்மெண்ட்டினை நாங்கள் அவங்க அவர்களுடைய அட்மிட்டட் ஸ்டடி சென்டருக்கு அனுப்பி வைத்து அதனை எவால்வேட் செய்து அவர்களுக்கான மதிப்பீடுகளை நாங்கள் அளிப்போம் அசைன்மெண்ட்டினை ஸ்கேன்டு காப்பி அனுப்ப இயலாத மாணவர்கள் தாங்கள் நேரிலேயே தங்களது ஸ்டடி சென்டர் தங்களது மையத்தில் சென்று அவர்களுடைய அசைன்மெண்ட்டை ஹார்ட் காப்பியாகவும் அவர்கள் சமர்ப்பித்துக் கொள்ளலாம் அதற்கான வழிமுறைகளையும் நாங்கள் ஸ்டடி சென்டரில் ஆல்ரெடி அறிவுறுத்தியுள்ளோம் நண்பனே நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்று அசைன்மெண்ட் ரெஸ்பான்ஸ் கையிட்டு எழுதி உங்கள் ஸ்டடி சென்டரில் எக்ஸாம் எழுதுவதற்கு முன்னாடி சப்மிட் செய்யணும் எல்லா ஸ்டடி சென்டரும் எக்ஸாம் சென்டர் கிடையாது இதை நீங்கள் மனசில் வைத்து எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் செய்யணும் மறவாமல் நீங்கள் ஆர்சிக்கோ ஸ்டடி சென்டருக்கோ எக்ஸாம் சென்டருக்கோ வரும்போது அங்குள்ள ஹெல்ப் டெஸ்க் அணுகி உதவி பெற்றுக்கொள்ளவும் ஒரு ഇഗ്നോ പ്രോഗ്രാം പഠിക്കുമ്പോൾ അനർക്ക് மினிமம் டியூரேஷன் எவ்வளவு மேக்ஸிமம் டியூரேஷன் எவ்வளவு என்று மனசில் வைத்து கொள்ளவும் ஒரு முக்கியமான நம்மளுக்கு ஒரு உந்துதல் என்ன அப்படின்னா இப்போல்லாம் நம்ம வந்து நம்மளோட தேவைகளை நம்மளால் வெளியில் வெளிப்படுத்த முடியுதா அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இது நாங்கள் நிறையா வாட்டி நாங்கள் எங்கே பார்க்குறோம் அப்படின்னா நாங்கள் நோட்டீஸ் போட்டுப்போம் இன்னைக்கு எக்ஸாம் இந்த இந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் இந்த காரியத்துக்காண்டியெல்லாம் நீங்கள் இந்த ஆரை காண்டாக்ட் பண்ணணும் இதான் ஹெல்ப் டெஸ்க்கு அப்படியெல்லாம் நாங்கள் போர்டு போட்டிருந்தோம் கூட சில பேர் வந்து ஹெல்ப் டெஸ்கில் போய் கேட்குறதுக்கும் தயங்குவாங்க சில பேர் வந்து ஓகே எக்ஸாமினேஷன் ஹாலுன்னு போட்டிருக்காங்க என்னோட பேர் இருக்குது என்னோட சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு பர்சனல் தேவைகள் இருக்கும் அன்றைக்கி தான் ஏதோ ஒன்று ஜஸ்ட்டு சொல்கிறேன் அன்னைக்கு தான் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு வந்திருப்போம் ஏதோ பெடலில் கால் பட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது காலு நம்மளால் லிஃப்ட்டில் கூட ஏற முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் அது கூட சொல்கிறது கூட நம்ம முடியாமல் நம்ம தாங்கிக்கிறோம் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ன்றது எல்லா ஸ்டடி சென்டரும் கிடையாது ஃபஸ்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஸ்டடி சென்டர்ன்றது அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்புறம் உங்களோட ப்ராக்டிக்கல்ஸு அதெல்லாம் நீங்கள் அவங்க கோஆர்டினேட்டர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அதெல்லாம் தெரியும் இப்போ எல்லா எக்ஸாம் சென்டரும் எல்லா ஸ்டடி சென்டருமா அப்படின்னா இல்லை அப்படி இப்படி மாற்றி கேட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும் எல்லா ஸ்டடி சென்டரும் எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸாம் சென்டரா அப்படின்னு கேட்டால் இல்லை செலக்டட் எக்ஸாம் சென்டர்ஸ் தான் இருக்குது ஸோ வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நிறையா ஃபெசிலிட்டிஸ் நம்மளோட யூஜிசி ரெகுலேஷன்ஸ் படி நம்ம வந்து நெட்லேருந்து நம்ம ஆன்லைன் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணணும் அப்புறம் இன் இத்தனை கெப்பாசிட்டி வச்சுக்கணும் அதெல்லாம் அப்படிலாம் ரூல்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய காலேஜஸில் தான் நம்ம எக்ஸாம் சென்டர் நடத்த முடியுது ஸோ எல்லா எக்ஸாம் சென்டர்ஸ்லேயும் என்னெல்லாம் பொதுவாக ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க அது மாதிரி இப்போ வந்துட்டு ப்ரெக்னென்ட் உமன் அல்ட்டல் நம்ம வந்து இப்போதான் புதுசாக பால் கொடுக்குற தாய்மாராக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது தனியாக குழந்தைங்கள பார்க்கறதுக்கு கூட ஒரு ஏரியா வச்சுருக்கு அதனால் நீங்கள் க தைரியமாக வந்து உங்கள் அம்மாவோடையோ ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய அவங்க யாருக்கூடையோ வந்து நீங்கள் அங்கே தங்கலாம் ஸோ ஒரு விசிட்டர் ரூம் இருக்கும் ஆனால் நீங்கள் முதல்ல சொல்லணும் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ரெக்கார்டு நீங்கள் எங்கே போனீங்க நீங்கள் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா கூட அது மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கேட்கும்போது ஒரு லெட்டர் கேட்பாங்க லெட்டர் கொடுங்கங்க உங்கள் ஐடி கார்டு நம்பர் கொடுங்க உங்கள் ட்ராவல் நம்பர் கொடுங்கலாம் கேட்பாங்க ஸோ அது மாதிரி நாங்களும் கேட்போம் அது உங்கள் ஐடி கார்டை நீங்கள் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ணிக்கலாம் அது மாதிரி நம்ம ஸ்பெஷலாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா integrated class room integrated examination hall அப்படின்ற கான்செப்ட் வந்து இப்போ நம்ம நம்ம நாட்டில் ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க நாங்கள் இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டிலையும் நாங்கள் அதை என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன integrated class room or inclusive class room அப்படின்னா யாருனாலும் ஒரு ஃபார்மல் கிளாஸ் ரூம் ஸ்ட்ரக்சரில் அல்லாட்ட எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்து எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றது ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் ஏதோ ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம் உங்களை ஆனால் உங்களுக்கு இஷ்டம் மற்றவங்களாம் எப்படி எப்படி எழுதுகிறாங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் காமன் எக்ஸாமினேஷன் ஹால்லே வந்து எழுதுவாங்க உங்களுக்கு தனி தனியாக நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமானு எங்கள் வாயால் நாங்கள் கேட்க மாட்டோம் ஆனால் உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியும் நம்மளோட தேவைகள் என்ன அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து எனக்கு இது மாதிரி ஸ்பெஷலாக எனக்கு நீடு இருக்குது என்னால் ரொம்ப நேரம் அதாவது ஒரு மூணு பேர் உட்காந்துருக்கிற மாதிரி ரோஸ்லலாம் நான் உட்கார முடியாது எனக்கு தனியாக ஒரு ஹால் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கால் நீட்டிப்பேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் கேலிப்பர் கொஞ்சம் அவுத்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தனி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து எக்ஸாம் எழுதுறதுக்கு கூட எங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலில் ரூம்ஸ் செப்பரேட் ரூம்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் என்ன என்கரேஜ் பண்ணுறோன்னா நீங்கள் வரும்போது நீங்களாகவே வாங்க நீங்களாவே வாங்கன்னா நான் வந்து நான் வரேன் எனக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அப்படின்னு ஆனால் என்ன சொல்லணும் நம்ம மனசை விட்டு நம்ம வெளியில் சொல்லணும் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு அப்புறம் நீங்கள் சில சமயம் அசிஸ்டன்ஸ் இல்லாமல் இப்போ இந்த காலத்தில் கண்டிப்பாக யாரும் எல்லாரையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது எல்லா சமயமும் நம்மளுக்கு கூட வருவாங்களான்னு சில சமயம் எக்ஸாமினேஷன் ஹாலப்போ நம்ம நம்மளை வாசலில் ஆட்டோவில் இறக்கி விட்டுட்டு நம்ம ஆட்டோவில் வந்து வரணும் அல்ட்டா யாராவது வந்து ட்ராப் பண்ணுவாங்க டூ வீலரில் நம்ம பாட்டுக்கு அப்புறம் நடந்து வருவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மனசை விட்டு நம்ம சொல்லாதனால நம்ம பாட்டுக்கு அப்படியே மெயின் எக்ஸாமினேஷன் ஹாலில் இன்டிகிரேட்டட் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கே போய் உட்காந்துருவோம் அப்புறம் திடீர்னு நம்மளுக்கு தோணும் ஏன் நம்மளுக்கு மட்டும் இது மாதிரி இல்லை இருந்தால் நல்லா இருக்குமே அந்த மாதிரி இருந்தால் அது முதல்ல நீங்கள் யோசிச்சு வைங்க அதனால தாங்க நாங்கள் இந்த பாயிண்ட் வந்து நாங்கள் இண்டக்ஷன் மீட்டிங்கில் நாங்கள் சொல்கிறோம் என்ன அப்படின்னா ஓகே நான் இப்போ இன்னோட படிக்க போகிறேன் எனக்கு என்னெல்லாம் பர்சனல் தேவை இருக்குது பர்சனல் தேவை அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா படிப்பு கண்டி அதை நீங்கள் வச்சுக்கணும் இப்போ எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்கிறது that can not be fulfil by examination centre or இது எனக்கு எக்ஸாம் நான் என்ன கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எழுதணும் அது மாதிரி சில பேருக்கு நம்ம யாராவது சொல்லி எழுதுகிற மாதிரி ஆனால் அந்த அந்த சமயம் பார்த்து நம்மளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் ஆச்சு கை உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் உதவியாளர் வச்சு நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கிறாங்க ஸோ ஆனால் நீங்கள் அதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ரெக்வெஸ்ட் கொடுக்கணும் அதுக்குரிய வழிமுறைகளை நீங்கள் கடைப்பிடிக்கணும் ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்டடி சென்டருக்கோ எக்ஸாமினேஷன் சென்டருக்கோ வந்தால் மனசு விட்டு பேச தெரிஞ்சுக்கோங்க மனசு விட்டு பேசுகிறது என்ன அப்படின்னா எனக்கு இந்த தேவைகள்லாம் இருக்குது எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்போ ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறது ஃபிசிக்கலாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய புக்கை தூக்கிட்டு வரும்போது உங்களால் நடக்க முடியல ஓகே சம்படி வில் ஹெல்ப் யூனா நீங்கள் முதல்ல ஒரு ஒரு இமெயிலில் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு அந்த ஹெல்ப் டெஸ்க்கு மே நீங்கள் அமுச்சு விட்டுருவோம் நாங்கள் எங்களோட ஒவ்வொரு ஒவ்வொரு ரீஜனல் சென்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டடி சென்டருக்கும் ஒரு இமெயில் இருக்கும் நீங்கள் அந்த இண்டக்ஷன் கைட்லைன்ஸ் டவுன்லோட் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா நேரம் கேட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படி படிக்கலனாலும் கூட இட்ஸ் நாட் டூ லேட் இப்போ கூட நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அதை நீங்கள் படித்தாகணும் நீங்கள் அது பார்த்தா என்னது இப்போ அது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா ஆமாம் ஒவ்வொரு பாயிண்ட் ஒரு நாள் படிச்சிங்கன்னா கூட நீங்கள் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே நீங்கள் அதை படிச்சிடலாம்னு சொல்லலாம் அது வந்து it's very useful for you to study so நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுங்க ஹாஃப் பேஜ் படிப்பேன் இல்லை எனக்கு அவ்வளோலாம் முடியாது ஓகே குவார்டர் பேஜே படிங்களேன் படிச்சுட்டு அப்படியே ப்ரோக்ரஸ் பண்ணிகிட்டே போங்க படித்ததை கொஞ்சமாவது கேட்ச் பண்ணிக்கோங்க அது மாதிரி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க என்னெல்லாம் முக்கியம் அப்படின்னு so that you will remember நம்ம என்ன தான் பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் கேட்கலாம் நாங்கள் வந்து பொதுவாக medium of instruction English Hindi அதனால் நீங்கள் எக்ஸாம் கூட நீங்கள் இந்த ரெண்டு இதில் தான் படிக்கணும் எழுதணும் அதனால் unless otherwise certain regional language based இது அதாவது சிஎஃப்என் ப்ரோக்ராம் சிஎன்சிசி டிஎன்ஹெச்சி அது மாதிரி அதெல்லாம் அந்த மாதிரி region regional language specific programs கூட அந்த லாங்குவேஜில் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் வந்து இல்லை நான் எனக்கு நல்லா தமிழ் தெரியும் அதனால் நான் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் வந்து தமிழ் எழுத போகிறேன் அப்படின்னா that is not allowed in IGNOU அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ நான் அடுத்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து ப்ரெக்னென்ட் விமனாக இருக்கட்டும் இது வந்து மெயின்லி விமன் எஜுகேஷன் இந்த last part but I don't mind if it is listen by any gentlemen also because you can use it to educate some women whom you will like to empower ஏன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விமனுக்கும் தெரியும் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு ஓகே ஸோ நம்மளுக்கு நம்ம வந்து சப்போஸ் நம்மளால் மூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் டயப்பர் வச்சுக்கணும் ஒரு ஸ்பேர் டயப்பரும் வச்சுக்கணும் நீங்கள் வந்து இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் அங்கே வந்து நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் டிஸ்போஸ் பண்ணும்போது சில பேர் சிங்கில் போட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது வேஸ்ட் பாஸ்கெட் பார்த்து அதில் போட்டு வரணும் அது ஒன்று ரெண்டாவது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படி அப்படின்னா நீங்கள் எப்பெல்லாம் you need a extra sanitary pad that you have to carry it okay and that is because நம்ம உடனே நம்மளுக்கு தேவையை சந்திக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியங்கள் தான் இதெல்லாம் நம்ம அம்மா பாட்டிம்மா நம் நம்மளே கூட நம்ம நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வயசாகிடுச்சு நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்போம் பட் நம்ம வந்து சமயம் ஃபாலோ பண்ண மறந்துடுவோம் அது மாதிரி உங்களோட மெடிசன்ஸ் மெடிசன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அது மாதிரி இஃப் வேறு டயபெட்டிக் நீங்கள் அந்த எல்லோரும் சுகர் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு டாஃபி எடுத்துகிட்டு வருவாங்க அல்லது ஏதோ ஒரு பிஸ்கெட் பேக்கெட் அது மாதிரி டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் அது மாதிரி நான் எனக்கு கொஞ்சம் கிடியாக இருக்குது நான் வந்து இதை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் I am I mean I mean I am இந்த ஸ்டேஜ் ஆஃப் இந்த இந்த டைப் ஆஃப் டிசீஸ் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை நாங்கள் என்ன தெரியுமா எக்ஸாமினேஷன் ஹாலில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு இருபது பேராவது ஒரு ஹாலில் உட்காந்துருப்பாங்க அப்போ வந்துட்டு ஒருத்தர் மட்டும் பிஸ்கெட் சாப்பிட்டு கொடுக்குறாங்களே அப்படின்னு அவங்க நினச்சிடக்கூடாதுல்ல ஸோ நாங்களாம் ஓப்பனாக சொல்லுவோம் நீங்கள் ஒரு ரெப்ரசன்ட் நீங்கள் உங்களை சாப்பிட வச்சுட்டு தான் சொல்லுவோம் நீங்கள் சாப்பிட்ருங்க அப்புறம் நீங்கள் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துருங்க இந்த மாதிரி நான் டயபெட்டிக்காக அதனால் எனக்கு நான் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இது பொதுவாக வந்து அதாவது இந்த விமன் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லலாம் லேப்ஸ் ஆகிறாங்க நாங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அவங்க எக்ஸாமினேஸாக வருவாங்க நல்லா படிப்பாங்க அப்புறம் பார்த்தா கடைசியாக இது மாதிரி தங்களை பாதுகாத்துக்க வேண்டிய காரியத்தில் அவங்க வந்து கொஞ்சம் லேப்ஸ் கொஞ்சம் விடு கொஞ்சம் கேப் இருக்குது அதனால தான் நான் அவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சில பேர் வந்து நம்ம நம்மளுக்கு நம்மளோட உடம்புக்கு தே தேவையான ட்ரெஸ்ஸு நம்ம வச்சுருக்க மாட்டோம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெக்னென்ட் உமனாக இருப்பாங்க அப்புறம் அவங்க பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க பேண்ட்டில் வருவாங்க அவங்களால முடியாது நிஜமாவே சில சமயம் they can't use the bathroom so then they have to change the dress so நீங்கள் இல்லை என்னோட ப்ரெசன்டேஷன் ஆஃப் மை என் my dress is more important அப்படின்னு நினச்சிங்கன்னா please bring a spare dress for you in the event of any uncertain things happening ஏன் அப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா நாங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்புறம் சட்டை காயிற வரைக்கும் பாத்ரூமில் இருப்பாங்க என்னோட எங்களுக்குலாம் ஒரே பயமாயிடும் எக்ஸாம் ஹால்லேருந்து பாத்ரூம் போகிறது ஒரு டென் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் உள்ளார விழுந்துட்டாங்களா என்ன ஆச்சு அப்படின்னு எங்களுக்கு ஒரே குழப்பமாயிடும் நாங்கள் வெளியிலேருந்து நாங்கள் நாங்கள் ஒரு ten minutes fifteen minutes gap கொடுப்போம் நான் அதுக்கப்புறம் நாங்கள் கூப்பிடுவோம் ஸ்டூடெண்ட் பேர் சொல்லி அப்போ அவங்க சாசமே கோச்சிப்பாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் நான் கண்டிப்பாக டூரிங் த எக்ஸாமினேஷன் நீங்கள் பாத்ரூம் போனோன்னா யாராவது கூட தான் வருவாங்க அதை நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது என்னடா அது கூட அவங்க அனுப்புவாங்கன்னா ஜெண்டர் பேஸ்டு தான் விமனுக்கு விமன் மென்னுக்கு மென் அது மாதிரி ஒரு கூட துணையை அனுப்புவோம் ஏன்னா அது வந்து எங்களோட ப்ரிகாஷன் நீங்கள் அதுவும் எஸ்பெஷலி இல்லை சில பேர் எங்கேயோ வெளியூர்லேருந்துலாம் வந்துட்டு பாத்ரூம்க்கே போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் வெளியிலே போகக்கூடாது உடனே அவங்க கேட்பாங்க அப்போல்லாம் நாங்கள் ரொம்பவே பயப்படுவோம் ஏதாவது கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு போயிடுவாங்களா மாதிரிலாம் அதுக்காண்டி தாங்க நாங்கள் இவ்வளோ ப்ரிகாஷன் எடுத்துக்கிறோம் அதுக்கு தான் இந்த இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் இண்டக்ஷன் மீட்டிங்லேயே சொல்கிறோம் அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலுக்கோ ஒரு ஸ்டடி சென்டருக்கோ வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து வைக்கவே படக்கூடாது பொதுவாக விமன் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அதனால தான் சொல்கிறேன் எங்கே பாத்ரூம் இருக்குது வாட்ச்மேனை கேட்டால் கூட சொல்லுவாங்கங்க எவ்வளோ எந்த காலேஜுக்கு போனீங்கனாலும் உள்ளார போகும்போது எங்கே சார் பா இது இருக்குது இப்போ வந்து லேடிஸ் வாட்ச்மேன் கூட இருக்காங்க நீங்கள் தைரியமாக போய் கேட்கலாம் அப்படியே இல்லைன்னா கூட ஹெல்ப் டெஸ்க் இருக்குது எக்ஸாமினேஷன் சென்டரில் எங்கே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு சில பேர் பார்க்கிங் லாட்லலாம் விளையாட விடுவாங்க அப்புறம் கடைசியாக பார்த்தா குழந்தைய கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அந்த குழந்தைய மற்ற குழந்தையோட சேர்ந்து விளையாண்டுட்டே இருக்கும் அப்புறம் கடைசியாக இந்த குழந்தை மட்டும் தனியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாராவது வந்து சொல்லணும் இன்னாரு உங்களோட குழந்த தான் இது அப்படின்னு இந்த so you have to be very careful நீங்கள் யாரோட வரீங்க எப்படி போகிறீங்கன்னு சில பேர் வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க அப்புறம் ஆட்டோ பிடிச்சி போவாங்க அப்புறம் இந்த வண்டி யாருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருப்போம் ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்தீங்க யாரோட வந்தீங்க அப்புறம் எந்த பர்பஸ்க்காக வந்தீங்க எக்ஸாமினேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கும் அனுமதி கிடையாது ஏன்னா நான் நெக்ஸ்ட் பேட்ச் வரும் அதுக்கப்புறம் நாங்கள் வைண்ட் அப் பண்ணணும் அந்த சேஃப்டி ஆஃப் த என்வ என்வாயன்மெண்ட் அது எல்லாமே இருக்குது ஸோ அதனால் நாங்கள் கேட்குறதுல நீங்கள் அந்த வசனமே பண்ணக்கூடாது என்னது நம்மளை போய் கேட்குறாங்க நம்ம என்ன அவ்வளோவா கேட்டவங்களா நம்ம இங்கே நிற்கிறதுல என்ன ஆக அப்படின்னு இல்லை சில பேர் எஸ் மார்னிங் செஷன் வந்தீங்கன்னா நீங்கள் லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்க ரொம்ப தூரம் போகணும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போங்க ஆனால் ஆறு அஞ்சு மணி செஷன் உள்ளவங்க வந்து எட்டு மணி வரைக்கும் நீங்கள் நீங்கள் போகிற வரைக்கும் நாங்களாம் வைண்ட் அப் பண்ண முடியாதுங்க அதுதான் நாங்கள் வந்து ஒரு ஏழரை மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்புறம் ஏதாவது ஒரு வண்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் கேட்போம் இது யார் வண்டி இதுன்னு ஸோ நீங்கள் ஒரு எக் ஒரு காலேஜுக்குள்ளேயோ அல்லட்ட ஒரு காலேஜ்னா ஒரு examination centre allotted regional centre for that matter உள்ளார வரும்போது நீங்கள் ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னு ஒரு காலம் இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே உங்கள் ரிஜிஸ்டர் புக்கில் எழுத சொல்லுவாங்க உங்கள் என்ரோல்மெண்ட்டு என்ன பர்பஸ்க்கு வந்தீங்க என்ன டைமு அப்புறம் mode of transport mode of transport ஆட்டோன்னா இது கமர்ஷியல் ஆட்டோவா டு பர்சனல் ஆட்டோவா பர்சனல் வெஹிக்கிள்னா நீங்கள் வெஹிக்கிள் நம்பர் எழுதணும் அதனால் சில பேர் என்ன தெரியுமா லேடிஸ் சொல்லுவாங்க அண்ணன் கொண்டாந்து விட்டாரு அண்ணன் நம்பர் தெரியல அப்படின்னு ஸோ அண்ணனோ ஹஸ்பண்டோ யாரோ அந்த தம்பியோ யாரோ வந்து விடுறாங்க ஃப்ரெண்டோ தங்கச்சோ யாரை வச்சுக்கோங்களேங்க அந்த வண்டி நம்பர் எழுதி ஆகுங்க அது நீங்கள் அதனால் நீங்கள் வண்டி உங்கள் ஐடி கார்டு பின்னாடியே எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் இக்னோக்குன்னு ஒரு சின்ன புக்கு ஒரு பேப்பர் ஏதோ ஒன்று வச்சு உங்கள் பர்ஸில் வச்சுக்கணும் உங்கள் ஐடி கார்டு நம்பரு அப்புறம் உங்கள் அதான் ஐடி கார்டு நம்பர்னா என்ரோல்மெண்ட் நம்பரு அப்புறம் உங்கள் ஸ்டடி சென்டர் கோடு என்ன ப்ரோக்ராம் படிக்கிறீங்க அவங்க மொபைல் நம்பரு சில பேர் ரெண்டு மூணு மொபைல் நம்பர் வச்சுருப்பாங்க யார் மொபைல் நம்பர் கொடுத்தோன்னு தெரியாது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று இருக்கும் அதனால் என்ன நம்ம அட்மிஷன் டைமில் கொடுத்தோம் அந்த நம்பரு உங்கள் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் எந்த வெஹிக்கிளில் புதுசாக வரீங்க அந்த நம்பர் அது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நம்மளுக்கு வந்து அது சேஃப்டி மெஷர் அது மேண்டேட்ரி ரெக்குவயர்மெண்ட் அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஸோ நான் இந்த இதில் நான் என்ன இவ்வளோ நேரம் நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணுக்கு நம்ம எப்படி நம்ம வெளிப்படையாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் வீட்டில் அதை நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம் ஆனால் அதே நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர்லையும் கடைப்பிடிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா என்ன உங்கள் தேவைகளை நீங்கள் வெளிப்படுத்துங்க தேவைகளை வெளிப்படுத்தும் போது மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க அது ஒன்று நீங்கள் சொல்லாததை நாங்கள் புரிஞ்சுப்போமான்னு அது எங்களுக்கு டவுட் தாங்க ஏன்னா நீங்கள் நாங்கள் என்னென்ன தெரியுமா நினைப்போம் ஓகே இவங்களுக்கு தேவை இவ்வளோ தான் சில சமயம் தெரியுமா நம்ம சாப்பிட்றப்ப கூட உப்பு கேட்பாங்க ஆனால் நம்ம உப்புக்கு பதில் நம்ம ஊறுகாவோ அப்பளமோ கொடுக்க மாட்டோம் ஸோ நம்ம அப்பளம்னு நம்ம கேட்டோம்னா தான் நம்மளுக்கு அப்பளம் வரும் ஸோ ஆனால் எல்லாமே உப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் உள்ள ப்ராடக்ட்ஸு ஃபார் சாப்பாடு இல்லையா அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவை சில பேர் சொல்லுவாங்க ஐ வாண்ட் எனக்கு தண்ணி வச்சுக்கணும் பக்கத்தில் அப்படின்னு சில பேர் எனக்கு ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க தண்ணி அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் தண்ணி எங்கள் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் ஜூஸ்னால் நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும் ஓகே அது மாதிரி நாங்கள் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு வந்துட்டு நாங்கள் வந்து யாரையும் வெளியில் அமுச்சு வாங்குற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்க நம்மளுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கொண்டு வந்துடணும் அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நீங்கள் ஆனால் நீங்கள் இதை முடிக்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்கில் நீங்கள் பார்த்து நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்துருங்க அது மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீவர் நான் இப்போ தான் ஆஸ்பத்திரிலேருந்து வெளியில் வந்திருக்கேன் வெளியில் பார்க்க நல்லாயிருக்கு உள்ளார உடம்பு சரியில்லை அதனால தனி ரூம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க அப்போ நீங்கள் கொஞ்சம் சாஞ்சி உட்காந்து எழுதலாம் சில பேருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா நம்ம வீட்டிலே கூட குழ குழந்தைங்களாம் அப்படி எழுதுங்க பா டேபிளில் படுத்துக்கிட்டு எழுதுங்க ஸோ அது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக எழுதலாம் ஏன்னா எக்ஸாமினேஷன் ஹாலு கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லும்போது அது ஃபார்மல் செட்டாக ஓகேவா அதே மாதிரி உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா தேவைகள் அப்படின்றத ஓகே வெதர் எல்லாமே பர்சனல் ஹைஜீன் ரிலேட்டடாக தான் நான் சொன்னேன் ஸோ உங்களுக்கு என்ன தேவைகள் அடுத்த நிமிஷத்துக்கு நம்ம பெஸ்ட்டாக வெளியில் போகிறதுக்கு என்ன அது நம்மளுக்கு தான் நம்மளுக்கு தான் தெரியும் அஸ் ஒரு பெண்ணாக ஸோ நீங்கள் அதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேக்கில் வச்சுருக்கணும் அதை நீங்கள் யூஸ் பண்ணணும் ப்ளஸ்ஸு அதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணும்போதும் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஏன் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறோம் அப்படின்றது இல்லை இது வந்து ஒரு எஜுகேஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க இதெல்லாமா போய் ஒரு இண்டக்ஷன் மீட்டிங்கில் போடுவாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இப்போ தேவை அதிகம் ஏன் அப்படின்னா எங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ கொயரிஸ் வருதோ அந்த கொயரிஸை வச்சு தான் நாங்கள் இண்டக்ஷன் மீட்டிங்கோட சப்ஜெக்டே நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இது ரிலவெண்ட் தான் நான் நினைக்கிறேன் நீங்களும் நிறைய பேர் இதை அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் இந்த அட்வைஸையும் சொல்லுங்கள் மற்ற செக்ஷனையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதோட நான் நிறுத்திக்கிறேன் ரொம்பவும் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா பட் ஆஸ் சச் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி வந்து ப்ளசன்ட் மெமரி தான் நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் இல்லைன்னா நம்மளுக்கு கண்டென்ட் தெரிஞ்சிருக்கான்னு தெரியாது அது மாதிரி எதிர்நோக்கிற அந்த மார்க் பாஸ் ரிசல்ட் டிக்ளரேஷன் அதெல்லாம் நம்ம எதிர்நோக்கி இருக்க மாட்டோம் நீங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு கிரேட் கார்டு வெப்சைட்டில் காட்டுது அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால் take one date at a time again when you write your examination அதுக்கு மாதிரி நான் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளிப்படையாக மனசு விட்டு சொல்லுங்கள் உங்களை உங்களுக்குன்னு ஒரு நண்பர் இருப்பாங்க ஹெல்ப் டெஸ்கில் கண்டிப்பாக அதே மாதிரி சில சமயம் நம்மளுக்கே தெரியாதுங்க நம்ம கஷ்டப்பட்டு வருவோம் நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து சூழ்நிலையை வந்து சாதகமாக ஆக்கி கொடுப்பார் அதனால் நீங்கள் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் please contact us be in touch don't quit அதான் நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது நீங்கள் வந்து அதான் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு when I am ready to give up God knows what I should do அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் எப்போ உண்ணும் அப்படின்னு நினைக்கிறேனோ நான் கடவுளை கடவுள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியோட அப்படின்னு ஸோ நம்ம அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா எப்போல்லாம் நீங்கள் விடணும் விடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க and I wish that your examination writing activity as such will be a pleasant memory for you. Thank you for listening. Indira Gandhi தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த பட்டமளிப்பு விழாவானது தகுதியுள்ள மாணவர்களுக்கு கடிதம் மூலமும் இமெயில் மூலமும் நாங்கள் தெரியப்படுத்துவோம் இந்த பட்டமளிப்பு விழா கொச்சின் ரீஜனல் சென்டரில் நடத்தப்படும் இந்த விழா ஒரே நேரத்தில் இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் நடத்தப்படுகிறது நேரில் கலந்து கொள்ள இயல்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் கடிதத்தினை அனுப்பி அவ அவர்கள் வந்து பட்டங்களை பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் அறிவுறுத்துவோம் தகுதியுள்ள மாணவர்கள் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளலாம் அவ்வாறு வர இயலாத மாணவர்கள் ரீஜனல் சென்டரில் வந்து தங்களுடைய டிகிரினை டிகிரி சர்டிஃபிகேட்டினை பெற்றுக்கொள்ளலாம் நண்பனே தயவுசெய்து ரீஜனல் சென்டர் வெப்சைட்டில் உள்ள இண்டக்ஷன் மீட்டிங் கைட்லைன்ஸ் டவுன்லோட் செய்து படிக்கவும் நீங்கள் உங்கள் தேவைகளை வெளிப்படுத்தி எக்ஸாம் சென்டரில் உதவி பெற்றுக்கொள்ளவும் எக்ஸாம் முடிந்த பிறகு ரிசல்ட் வரும் அப்புறம் வந்து கிரேட் கார்டும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கொடுத்த அட்ரஸுக்கு அனுப்பி வைக்கப்படும் இப்பொழுது எப்படி கன்வொகேஷன் நடக்கும் என்று தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் சொன்னார் இந்த ஒரு கதையை வச்சு அதாவது என்ன அப்படின்னா ஒரு குட்டி எல்லாமே கழுதையை வச்சு சொல்கிறேன் குரங்க வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க என்ன சொல்லுவாருன்னா ஒரு இது ஒரு சின்ன உதாரணம்னு வச்சுக்கலாம் ஒரு க கழுதை வந்து ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட எஜமான் வந்து அதை குழி போட்டு குழியில் போட்டுட்டு போயிடலாம் அது குழியில் ஆக்சுவலாக அது விழுந்துருச்சு அதை விட்டுட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு அப்புறம் அவருக்கு என்ன நினச்சுன்னு தெரில சரி நம்ம கொஞ்சம் மண் போடலாம் என்ன அப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக மண் தள்ளி விட்டுட்டு இருந்தார் பார்த்தா அந்த க கழுதைக்கும் அவ்வளோ அறிவு அது வந்து அந்த மண் மேலே ஏறி ஏறி கடைசியாக ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அவரோட எஜமான கண்ணு கண்ணாக பார்த்து சொன்னிச்சான் ரொம்ப நன்றி எஜமா உங்களுக்கு நீங்கள் என்னை இப்படி காப்பாற்றி விட்டுட்டீங்க அப்படின்னு இப்போ இது இந்த க இந்த குட்டி கழுதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பயணத்தில் பல இடர்கள் வரலாம் பல பேர் நம்மளுக்கு துன்பப்படுத்தலாம் ஆனால் நம்ம வந்து அந்த துன்பத்தில் நீங்கள் சசமே இருக்கும்போது என்ன தெரியுமா உங்களுக்கு வந்து நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க ஊக்கப்படுத்துவாங்க அதனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னேறதுக்கு உங்களுக்கு ஒரு வழிமுறையாக கூட அது கடவுள் வச்சுக்கலாம் சசமே நினைப்பீங்க ஐயோ இவ்வளோ வயசாகி நம்ம படிக்க ஆரம்பிந்திருக்கோமானு இல்லைங்க நீங்கள் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும் அந்த படிக்கிறதுக்கு நம்மளுக்கு வாழ்க்கை நெறிமுறைக்கு தேவையான சில வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்கிறது ஒன்று வந்து ஒரு நாள் மட்டும் எடுங்க ஒரு நாளைக்கு சில சமயம் நம்ம இன்னைக்கு உட்காந்துட்டு யோசிப்போம் காலையிலே கரெக்டாக எழுந்திரிச்சிருவோம் எல்லா வேலையும் பண்ணிடுவோம் குளிக்கிறதுலேருந்து ப்ரே பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் சாப்பிட்றதுலேருந்து அப்புறம் நம்ம யோசிப்போம் அடுத்த வருஷம் இந்நேரம் என்ன பண்ணுவோம் அல்லாட்டா அடுத்த மாதம் இந்நேரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறதுலையே அந்த பயத்திலேயே இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத விட்டுருவோம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு day take one day at a time ஒரு நாள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு வேலை அந்த வேலையை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட சிந்தனையை செலுத்துங்க நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க அதான் முதல் நெறிமுறை சொல்ல வரேன் ரெண்டாவது விடாமுயற்சி வேணும் சில சமயம் இல்லையா பல நீங்கள் கதையெல்லாம் கேட்டுப்பீங்க பல உங்களுக்கே தெரியும் உங்களோட வாழ்க்கையிலேருந்தே பல வழிமுறைகளை நீங்களே கடைபிடிச்சிருப்பீங்க சில சமயம் ஓகே இதான் லாஸ்ட் டைமு அப்படின்னு நினச்சிட்டு போவோம் பார்த்தா அதுதான் பெஸ்ட் டைமாக இருக்கும் அதனால நம்ம கடந்து வந்த பால் பாதைகளை நம்ம ஒரு காலத்தில் நம்ம திரும்பி பார்த்தா நம்ம நிஜமாவே கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி தான் நம்ம கண்ணீர்வோம் ஸோ ஸோ அது ஆனந்த கண்ணீராக தான் இருக்கும் என்றைக்குமே நம்ம சோகத்தில் இருக்க போகிறதில்ல ஸோ நம்ம வந்து என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம விடாமுயற்சியோடு இருக்கணும் இது படிப்புக்கு மட்டும் இல்லைங்க வாழ்க்கைக்கு கூட தான் ஓகே இது வரைக்கும் நான் நூறு டைம் ட்ரை பண்ணிட்டேன் ஏன் நூற்றி ஒரு வாட்டி பண்ணக்கூடாதான் அப்படின்னு நம்ம இது பண்ணலாம் நீங்கள் சில சமயம் நினைக்கலாம் ஐயோ நான் இவ்வளோ வயசாகிட்டு நான் தெரியாமல் எல்லாரும் எல்லாரும் இவங்க சேர்றாங்க அவங்க சேர்றாங்கன்னு சொல்லி நானும் சேர்ந்துட்டேன் என்ன என்னால் முடியுமான்னு கண்டிப்பாக உங்களால் முடியுங்க விடா விடாமுயற்சி அப்படின்றது பர்சன் ஸ்பெசிஃபிக் ஸ்கில் அதாவது நீங்களே விட்டாதான் அதை விட முடியும் மற்றபடி யாரையாவது நாங்களாம் சொல்லி கூட நீங்கள் நீங்கள் விட முடியும் விட மாட்டீங்க ஸோ விடாமுயற்சி வந்து ஒரு ஸ்கில் அதை நீங்கள் எப்படி விட்டுறக்கூடாது உங்களுக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் அதான் யாரும் சொன்னாங்க கடவுளும் நானும் மெஜாரிட்டி அப்படின்னு நம்ம எப்பொழுதுமே மனசில் வச்சுக்கணுமா அப்போ யாருமே நம்மளுக்கு ஹெல்ப் இல்லைன்னா கூட நம்ம அந்த ஒரு காரியத்தில் இறங்கும்போது நம்ம விடாமுயற்சியோட செயல்படுறதுக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் நான் இது மாதிரி நம்ம வந்து ஒரு காரியத்தை ஒரு நாளைக்கு ஒரு ஒரு காரியம் தான் நம்ம பண்ணணும் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது ரெண்டாவது விடாமுயற்சி மூணாவது வந்து உண்மையாக இருக்கணும் சில சமயம் எல்லாரும் சொல்லுவாங்க உலகத்தில் எது காஸ்ட்லியஸ்ட் பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதாங்க அப்படின்னு சொல்லி இது இல்லை அது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு ஸோ நம்ம உண்மை அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆர் தொலைதூர கல்வி திட்டத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து சில சமயம் நீங்கள் ஹெல்ப் டெஸ்க்கு நீங்கள் வரும்போது நீங்கள் கேப் நாங்கள் கேட்போம் நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்களா அதாவது நாங்கள் கேட்போம் நீங்கள் அஸ் நீங்கள் எக்ஸாம் ஃபார்ம் சப்மிட் பண்ணீங்களா அப்படின்னு ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் பண்ணணும் ஆனால் லிங்க் வந்து யாராவது காட்டுச்சுன்னு நிஜமாக பார்த்தா அவங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஸோ நம்ம வந்து நம்ம எப்படி நம்ம சொல்லுவாங்க இல்லையா இது மாதிரி டாக்டர்கிட்டேயும் லாயர்கிட்டையும் போனால் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனுக்கு நீங்கள் எங்கேயாவது வந்து ஹெல்ப் டெஸ்கில் உட்காந்தா கூடங்க அது மட்டும் இல்லைங்க வாழ்க்கையிலே நீங்கள் பொய்யே சொல்லக்கூடாது அப்போ தான் நம்ம வந்து நம்ம என்ன நிலமையில இருக்கோன்னு அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஃபோல்டர் வச்சுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து அந்த அதில் வந்துட்டு ஃபோல்டர்னு ஒரு ஃபைல் மாதிரி ஃபைலே இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு ஒரு எங்கேயாவது ஒரு பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க நான் இல்லை இல்லை எனக்கு அந்த ஹார்ட் காப்பி பிஸ்னஸே எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னா ஓகே சாஃப்ட் காப்பி இமெயிலில் வச்சுக்கோங்க அது எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க அவங்க ஐடி கார்டுலேருந்து கடைசியாக உங்கள் கான்வெகேஷன் டிகிரி வாங்குற வரைக்கும் நீங்கள் அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே வரணுங்க ஸோ உண்மையாக இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னு மற்றவங்க புரிஞ்சிக்க முடியும் மற்றவங்களும் நம்மளுக்கு உதவி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கு அடுத்த ஸ்கில் என்ன நான் சொல்வேன்னா அதாவது நம்ம எப்படி இருந்தால் நம்ம இந்த தொலைதூர கல்வி திட்டத்தில் மட்டும் இல்லை மற்ற இதில் மற்ற காரியங்களில் கூட நம்ம செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா திறம்பட செய்கிறது திறம்பட செய்கிறது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேலிவர் இருக்கும் நம்மளால் எனக்குள்ள திறமை உங்களுக்கு இருக்காது உங்களுக்குள்ள திறமை எனக்கு இருக்காது நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே திறமை இருந்தால் கூட ஒரே லெவல் லெவலில் இருக்க மாட்டோம் நீங்கள் கூட இருப்பீங்க நான் கம்மியாக இருப்பேன் அப்படி ஸோ ஆனால் நம்மளோட திறமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்படுறோமா அப்படின்னு இது வந்து இந்த திறமை வெளிப்படுறது எங்கே அப்படின்னா அசைன்மெண்ட் ரெஸ்பான்ஸ் எழுதுறதுல தான் சில சமயம் என்ன திரும்ப பண்ணுவாங்க அசைன்மெண்ட் ரெஸ்பான்ஸ் கையில் எழுதணும் அப்படின்னு நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம் ஆமாம் அப்புறம் பார்த்தா வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண வருவாங்க அங்கே பார்த்தா கையெழுத்து வேறு மாதிரி இருக்கும் பேரும் சைனும் போடணும் ரிஜிஸ்டரில் அங்கே பார்த்தா பேரும் கையும் இது இது என்னது உங்களோட கையெழுத்து வேறு மாதிரி இருக்குது அசைன்மெண்ட் ரெஸ்பான்ஸில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் சில பேர் கோச்சிப்பாங்க சில பேர் சொல்லுவாங்க ஆமாம் உங்களுக்கு கையிட்டு எழுதணும் அவ்வளோதானே அது கையிட்டு எழுதுனது என்னோட பொண்ணு சில பேர் சொல்லுவாங்க கையிட்டு எழுதுனது என்னோட தங்கச்சி என்னோட அக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அசைன்மெண்ட் வந்து உங்கள் கையில் தான் எழுதணும் அதை நீங்கள் உங்கள் திறம்பட உங் நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படின்னு உங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கருவியாக தான் இருக்கிறனால நீங்கள் எல்லா காரியத்துலேயும் அந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்தில் நீங்கள் எல்லாமே இன்டர் ரிலேட்டடுங்க உண்மையாக இருந்தீங்கன்னா விடாமுயற்சியாக இருந்தீங்கன்னா உங்களோட திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களோட செயல் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த நீங்கள் திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட காரியங்களை பண்ணணும் அதுக்கப்புறம் நான் கடைசியாக நான் ஒன்று சொல்ல வரேன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு காரியமும் பண்ணும்போதும் நீ என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான் இதுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே மீறி ஏதாவது சூழ்நிலைகள் வந்து என்னை எக்ஸாம் எழுத உள்ளையோ அல்லாட்டா நான் வைவா அட்டன் பண்ண முடியலையோ நான் வந்து நம்பிக்கையை விட மாட்டேன் அப்படின்னு அதாங்க யாரோ சொன்னாங்க நம்பிக்கை தான் தும்பிக்க மனுஷனுக்கு அப்படின்னு அது உண்மைதான் ரொம்பவே ஏன் கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு நாளை குறித்த நம்பிக்கை இருக்கணும் நாளை குறித்த கவலை இருக்கக்கூடாது அது மாதிரி ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒன்று தான் நம்ம பண்ணணும் விடாமுயற்சி இருக்கணும் உண்மையாக இருக்கணும் இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்னா சில சமயம் நம்ம எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணியிருப்போம் அசைன்மெண்ட் உட்காந்து ஒழுங்காக பண்ணியிருப்போம் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணியிருப்போம் எக்ஸாமுக்கு அன்னைக்கு பார்த்து வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாணம் நல்ல விஷயமே வச்சுக்கோங்களேன் ஏதோ க நீங்கள் போக வேண்டியதாக இருக்குது நீங்கள் தான் உங்கள் முக்கியமான நபரை எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்குது ஏதோ ஒரு காரியம் அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்கள் போய் தான் ஆகணும் அப்போ வந்து நம்ம வருத்தப்பட முடியாது அப்போ நம்ம வந்து ஹோப் அதுதான் நம்ம வந்து நம் நம்மளோட நம்பிக்கை நாளை குறித்து நம்பிக்கை இப்போ என்னன்னாலும் நம்ம இது வரைக்கும் கடவுள் நம்மளை நடத்தியிருக்காரு நம்ம இனிமேலும் நம்ம தொடர் பயணத்தில் நம்ம எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு ஸோ இப்போ இந்த இந்த நம்பிக்கை அப்புறம் விடாமுயற்சி அப்படின்றத பண்ணுறப்ப ஒன்று வந்து ப்ரையாரிட்டைஸ் நான் எது முதல்ல பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு நம்ம வந்து நம்மளோட சிந்தையை ஒருமைப்படுத்தி என்னோட நம்பிக்கைங்க நீங்கள் என்ன தான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்தீங்கன்னா கூட அந்த கேக்கு ரெசிபி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன் கேக்கில் சிலதில் உப்பு போடுவாங்க சர்க்கரை போடுவாங்க முட்டை போடுவாங்க எக்லெஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு ரெசிபி போடுவாங்க பட்டர் போடுவாங்க தனித்தனியாக எல்லாத்தையும் தொட்டு பார்த்தா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அதை ச சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் சின்னதில் வந்துட்டு யாரும் சொன்னாங்க பனியார மாவு கூட சின்னதில் வந்து பச்சை மாவு தான் டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு குழந்த சொன்னிச்சோம் சுட்ட பணியாரத்தோட அந்த மிக்ஸ் பண்ண பணியார மாவு தான் ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது அது டேஸ்ட்டுங்க லைஃப்பில் அதனால தான் நம்ம ஒரு நம்ம ச நிறைய வாட்டி என்ன தெரியுமா பண்ணுறோம் நம்ம மனசு உடஞ்சி போகிறது காரணம் ஏதோ ஒரு காரணத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லது நடந்ததெல்லாம் நம்ம மறந்துட்டோம் அதனால எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்களேன் மனசில் நீங்கள் அதான் ஓகே ஒரு நாள் நான் படிக்க முடியல இப்போ வந்து படிக்க முடியுது ஏதோ என்னோட வாழ்க்கையில் நான் இங்கெல்லாம் முன்னேறலன்னா கூட என்னோட வேலையில் சின்ன வயசுலேயே எனக்கு வேலை கிடச்சிருக்குது சின்ன வயசுலேயே நான் அங்கே அந்த தொழிலில் எனக்கு கை வச்சுருக்கேன் அது மாதிரி எத்தனையோ பேருக்கு இந்த இந்த விஷயத்தில் பிளஸ்ஸிங்கால நான் இருந்திருக்கேன் ஆனால் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படியெல்லாம் நம்ம சொல்லும்போது சில சமயம் நம்ம வாழ்க்கை ஏணி தோணி மாதிரி கூட இருக்கலாம் இங்கேருந்து அங்கே அந்த அக்கறைக்கு எல்லாரையும் கொண்டு போய் விடுவோம் நம்ம போய் விட முடியாது ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பாருங்க எத்தனை பேர் உங்களை நினச்சிட்டு இருப்பாங்க நீங்கள் உதவி செஞ்ச நாட்கள் உங்களுக்கு எத்தனை பேர் உதவி செஞ்சுருப்பாங்க அதனால இதெல்லாம் கலெக்டிவாக நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது அப்படின்னு நான் எப்பொழுதுமே நினச்சிப்பாங்க அதுதான் என்னோட ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு என்கரேஜ்மெண்ட் எனக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கும் ஓகே இன்னைக்கு ஏதோ கஷ்டம் நடந்துச்சு ஏதோ இது அப்படி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நான் நேற்று என்ன நல்லா நடந்தது எல்லாமே சேர்த்து போட்டால் நல்லதாக தானே இருக்குது அதனால் நம்ம முன்னேறி போகலாம் அப்படின்னு எனக்கு அது ஒரு ஹோப் இருக்குங்க அதோட இன்னொன்று என்னோட ஜஸ்ட்டு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா நம்ம என்னதான் காரியங்கள் பண்ணாலும் அதான் சொல்லுவாங்க காரு நல்லா பெஸ்ட்டாக கர என்னது கண்டிஷனில் வச்சுருக்கலாம் ஆனால் அது ஓடணும் அப்படின்னா கடவுளோட கை இருக்கணும் அதனால அது மாதிரி நல்லா அந்த காலத்தில் ராஜாக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம சொன்னோம்னா அந்த காலத்தில் ராஜா என்னதான் படம் வச்சிருக்கலாம் குதிரையெல்லாம் வளர்த்துருக்கலாம் ஆனால் அவர் போருக்கு போனார்னா அதுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா என்ன சொல்லணும் கடவுளோட கிருபை இருக்கணும் அதனால நம்ம வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா கடவுள் நம்பிக்கை வந்து நம்மளோட மனசில் உள்ள துக்கம் நம்மளோட டிப்ரெஷன் அதெல்லாம் கூட அது மாற்றும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த படிப்புக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் இல்லை இந்த பக்கத்தில் வந்துடுவாங்க நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் பக்கத்தில் ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த நாலு பர்சன்ட் கண்டி விட்டுருவாங்க சில பேர் மூணு பர்சன்ட் விட்டுருவாங்க நாங்கள் என்னதான் ஊதுகோலாக இருந்தால் கூட சிலது வந்து உங்களோ உங்ககிட்ட இருந்தே அந்த விருப்பம் வரணும் உங்ககிட்டே இருந்து அந்த நம்பிக்கை வரணும் அதுக்கு தாங்க இந்த லைஃப் ஸ்கில்லை நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கடைசியாக ஒரு காரியங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் என்ன ஒரே ஒரு லைன் மட்டும் நான் சொல்லிடுவேங்க நீங்கள் என்ன தான் பெஸ்ட்டாக பண்ணாலும் வெற்றி பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கடவுள்கிட்ட இருந்து அவங்க வரும் அதனால் உங்களுக்கு எல்லா எல்லா காரியத்துலையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்துலேயும் கடவுள் வந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்கணும் கடவுளோட பிளெஸ்ஸிங் இருக்கணும் நீங்கள் உங்களை வந்து என்னதான் ஒரு நல்ல நண்பர்கள் இருக்கணும் நீங்கள் படிக்கிறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நாங்கள் வாழ்த்தி விடைப்படுகிறேன் தேங்க்யூ இந்த லைஃப் ஸ்கில் செக்ஷனில் நீங்கள் கேட்டவை என்னவென்றால் ஒரு சமயத்தை ஒரு காரியம் மட்டும் பண்ணணும் விடாமுயற்சி இருக்கணும் எல்லா விஷயத்திலும் உண்மை இருக்கணும் நடுவில் தடைகள் வரும்போது ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப் தாங்கள் தங்களுடைய வாழ்வில் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ